பாருங்க நாங்கள் ரெண்டு முடிச்சுட்டு உங்களை உங்களா போட மாட்டோம் கனடாயில நியூஸ்ல போய் கொண்டிருக்கிறோம் அடுத்து பேசிட்டு நாங்க கம்பி மேட்ருக்கு முடியாது நியூஸ்ல பேசினவே இல்லை அதுல நல்ல நெத்தில ஒரு என்ன வாதல் வாதல்